அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்களை சுற்றி இருக்கிற கருவளையம் எதனால வருது ஒரு சில பேருக்கு ஃபுல்லாவே கருப்பாவே இருக்கும் அது எதனால உருவாகுது எப்படி வருது அதுக்கான ரெமெடி என்ன அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எதனால கண்ணுக்கு ஃபுல்லாவே நம்ம கருவளையம் உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சீரான மலம் கழிக்காதனால மோஷன் சரியா போகாதனால வரும் அடுத்து பாத்தீங்கன்னா நைட் நைட் டியூட்டி இருக்கும் அன்டைமில் தான் தூங்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுனாலும் கண்ணை சுற்றி கருவளையும் வரும் இதுதான் வந்து இதுக்கான விஷயம் தான் இவ்வளோ விஷயமும் இல்லை நைட் நீங்கள் தூங்கலன்னா பகலில் நிறைய நேரம் தூங்குங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க மெயினாக ரெஸ்ட் கொடுங்க ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த கண்ணில் சுற்றி கருவளையம் வரதுக்கான காலம் காரணம் வந்து உங்களுக்கு மோஷன் சரியாக போகாதனால தான் நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி எப்படி மேடம் ஃப்ரீயாக போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட கை எடுத்துக்கோங்க மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த எலும்பு தெரியுதுங்களா மணிக்கட்டில் இதுல இந்த உங்க விரல் எடுத்துக்கோங்க ரேகை மூணு ரேகை இருக்குங்களா இந்த ரேகையை வந்து இந்த இந்த எலும்பு கிட்ட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு லாஸ்ட் எண்டில் இந்த விரலை இங்கே வைக்கிறோம் இல்லைங்களா இந்த மணிக்கட்டுக்கு நேரம் இந்த மணிக்கட்டு இருக்கு எலும்பு இருக்கு இந்த எலும்புல இந்த ரேகை கடைசி ரேகை எடுத்து இங்க வச்சுட்டு கடைசி இங்க வச்சுட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும் clockwise anti clockwise நீங்க இப்படி பண்ணணும் பண்ணிட்டு இப்படி கொடுக்கணும் இது காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் சாயந்தரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்கலாம் இல்ல இது நீங்க கொடுத்தீங்கன்னாவே ரெகுலர் மலம் கழிப்பீங்க சப்போஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஹாட் வாட்டர் நிறைய எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி குளி குடிக்காதீங்க ஹாட் வாட்டர் குடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஐ வாஷ்ன்னு சொல்லிட்டு மண் பாண்டத்தில் உப்பு தண்ணி நிரப்பி கண்ணை வந்து அதுக்குள்ளே விட்டு காட்டுறது ஓப்பன் பண்ணி காட்டணும் தண்ணிக்குள்ள அது வந்து உப்பு தண்ணி தான் போர் தண்ணி உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து அந்த மண்பாண்டத்துல நைட் நீங்க வச்சுட்டு காலையில இருந்துச்சு அந்த ஐ வாஷ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அதையும் பாருங்க அந்த ஐ வாஷ் பண்ணலாம் அடுத்தது ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க அமைதியை தியானத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்குதான டெக்னிக் தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் இங்கிருந்து இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க போதும் கொடுத்துட்டே வாங்க ரெகுலரா எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்